கூட எல்லாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்பா நீர் நல்லவர் நீர் பெரியவர் நீர் போதுமானவர் நீர் என்னை நடத்தினீர் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம அவர் தானே நடத்தினார் அவர் தானே சுமந்தார் அவரே ஏந்தி கொண்டார் அவரே தப்புவித்தார் அவரே பாதுகாத்தார் அவரே போஷித்தாரு இத்தனை நல்ல தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா நன்றி சொல்லுவோமா அப்பா thank you thank you for bringing me thus far thank you for caring me ஆண்டவரே ஆண்டவரே நான் வழி இல்லைன்னு சொல்லி நினைக்கும் பொழுது எனக்கு ஆயிரம் வழிகளை நீர் உண்டு பண்ணினீர் அப்பா ஆண்டவரே நான் திகைத்த பொழுது எனக்கு ஆண்டவரே தைரியத்தை கொடுத்தீங்க நான் கண்ணீரோடு இருந்த பொழுது என் கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே அப்பா எனக்கு பதிலாய் வந்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வாய்களை திறந்து ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது ஆலலூயா எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி father we thank you we thank you father God எல்லாம் நன்றி சொல்லுங்க ஆன்லைனில் இணைந்திருக்கிறவங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்களும் கூட இருக்கிற இடத்துல தேவ பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியும் தேவ ஆவியானவர் கிரியை செய்வார் இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன இந்த காலை வேளையில் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர் ஆண்டவரே கடந்த ரெண்டு மாதங்களில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் அப்பா நீர் எங்களுக்கு பலனா இருந்தீர் என் கண்மலையா என் கோட்டையா என் நம்பிக்கையா என் துருகமாய் ஆண்டவரே என் அடைக்கலமாய் நீர் இருந்தீர் ஆண்டவரே அப்பா பாதை தெரியாத நேரத்தில் எனக்காய் பாதை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே எனக்காய் ப்ரொவிஷன் உண்டு பண்ணினீர் நெரிசப்பா வனாந்தரமாய் இருந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஆண்டவரே வழியை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே அதற்காமக்கு நன்றி ஆண்டவரே புதிய மாதத்தில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே புதிய ஆசிர்வாதங்களை எனக்காய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே எசப்பா தகுதிப்படுத்துங்க எங்களை பக்குவப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே இந்த கால வேளையில கூட ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை என் ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை ஆராதனையாய் அப்பா என் தகப்பன் நுகர்ந்து மகிழ்கின்ற ஆராதனையாய் இருக்கட்டும் தூபமாய் நறுமணமாய் இருக்கட்டும் ஆண்டவர் எங்கள் பாடல்கள் எங்கள் ஜபங்கள் எங்கள் ஆராதனை ஓ கத்தர் இறங்கி வருகிற ஆராதனையாய் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே விடுதலை ஆராதிக்கும் பொழுதே ஜெயம் ஆராதிக்கும் பொழுதே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் முன்பாக சென்று ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுங்க சுவாமி ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும் பொழுதே ஒருவேளை சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பார்கள் ஆனால் தேவ பலன் அவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீரங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே வந்த வண்ணமாய் அல்ல தேவ பிரசனத்தை ஆண்டவரை பெற்றவர்களாய் தேவ தொடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே நிறைவான ஆசிர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலேயும் தங்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே இசப்பா துரிதப்படுத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இசப்பா என்னென்ன சூழ்நிலைகளில அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உமக்கு தெரியும் சுவாமி ஆண்டவரே நீர் பதிலாய் ஆண்டவரே நீரே ஆறுதலாய் ஆண்டவரே நீரே ஆண்டவரே பலனாய் வருவீராக சுவாமி உடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்க வார்த்தை அண்டவரை எங்க உள்ளான மனுஷனை புதிதாக்கட்டும் உள்ளான மனுஷன் பலப்படட்டும் அண்டவரே ஓ எங்களை உள்ளான மனுஷனை ஆண்டவரே நீர் சுத்திகரிங்க ஏசப்பா ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே எசப்பா உங்களுடைய உங்களுடைய நல்ல வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி அனுப்பட்டோம் சுவாமி ஆண்டவர் இதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மூடி மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக எங்களை நீர் மறைத்து ஆண்டவரே நீர் மாத்திரம் வெளிப்படுங்க நாங்கள் சிறுகட்டும் நீர் மாத்திரம் பெருகுவீராக எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஹாலலூயா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் எழுமை நின்று யாரும் துக்கமுகமாக இருக்க வேணாம் ரொம்ப சோகமாலாம் இருக்க வேணாம் we have come to the house of father hallelujah அப்பாவின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அதனால நல்ல சந்தோஷமா நல்ல ஆர்ப்பரிப்போடு கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹாலலூயா அவர் எனக்காக என்னெல்லாம் குறித்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி நாம் ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம் ஹாலலூயா மகிமை இறங்கி வரட்டும் தேவன அடைக்கலாம் ஆண்டவர் மூடுவாரே ஓ ஹalleluya சேட்டை நீராடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே விலையாக்கியவே அவர் சேட்டையின் கீழ் நல்ல நல்ல நல்ல தட்டணும் இது பத்தாது இல்லையா அவர் எத்தனை நல்லவர் எத்தனை பெரியவர் எத்தனை மகத்துவமானவர் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமாங்க சாதாரண ஒரு மனுஷன் அல்ல அவர் ராஜாதி ராஜா அவர் தேவாதி தேவன் அவர் he is the prince of heaven அதெல்லாம் அவருக்கு இருந்த போதிலும் என்னை மீட்க உங்களை மீட்க எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசிர்வாதங்களையும் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து மறித்து இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரா அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை வேதம் சொல்லுகிறது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹாலலூயா இந்த மாதத்தில் கூட நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் இந்த மார்ச் மாதம் வந்துச்சு இது எப்படி நடக்கும் இந்த சா இந்த காரியத்தை நான் எப்படி கடப்பேன் இந்த மாதத்தை எப்படி கடப்பேன் என்று சொல்லி ஒருவேளை கேள்விகளோடு கூட நீங்க இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் சொல்லுங்க அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ நீங்க you can name it he can do everything hallelujah ஒருவேளை இது செய்ய முடியுமா ஒருவேளை என்னை இது பண்ண வைக்க முடியும் ஆனா பெரிய பதவியில் உட்கார வைக்க முடியுமா he can do it hallelujah எனக்கு ப்ரொவிஷனே இல்லை ஆனாலும் எனக்கு சப்ளை பண்ண முடியுமா yes he can do it anything you name it God is well able to do it hallelujah அவரால் செய்ய முடியாத காரியம் அவரால் அசைக்க முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை ஏனென்றால் இதெல்லாம் படைத்து அரசாண்டு கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவருடைய கருத்துக்குள்ளாக சகலமும் இருக்கிறது அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த மாதத்தை கடக்க நீர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா நீங்க சொன்ன என் சூழ்நிலை மாறும் நீங்க சொன்ன என் புயல் அடங்கும் நீங்க சொன்ன என் சூழ்நிலைகள் நிச்சயமா மாறிதான் ஆகணும் ஏனென்றால் சொல்லுகிறவர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு அஷூரன்ஸும் எப்பவுமே நமக்கு இருக்கணும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு கல்லையோ மண்ணையோ மனுஷனையோ நான் வணங்கவில்லை என் நம்பிக்கை அதன் பேரில் இல்லை என் நம்பிக்கை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் பேரில் இருக்கிறது அவர் எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாய் செய்வார் ஹalleluya அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரை தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் hallelujah thank you Jesus praise a lot hallelujah அப்படியே எல்லாம் கண்களை மூடி கத்துடைய பிரச்சனத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் ஹலலூயா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹலலூயா ஹலலூயா நன்றி எத்தனை பேர் அலலூ எல்லாம் கண்ண மூடி Let us all give thanks. Let us all give thanks. Hallelujah. Let us all give thanks. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. சென்ற மாதம் முழுக்க நம்மை ஹலலூயா கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இது ஒரு புதிய மாதத்திலும் கொண்டு வந்து வைத்து அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா இந்த ஒரு புதிய மாதத்தின் first Sunday love standing hallelujah இந்த முதல் அலலூயா சண்டேல கூட கத்த நம்ம நிற்கும்படியாய் கத்த நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் ஹலலூயா எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே நன்றி எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி எத்தனை பேர் சொல்கிறீங்க அலலூயா ஆண்டவரே என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை தப்புவித்தீர் அலலூயா நன்றி அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார் அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் ராமே நலலூயா அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எத்தனை காரியம் நமக்கு சேலஞ்சாக வந்துச்சு சென்ற நாட்களில் so many challenges so many challenges hallelujah so many people hallelujah சூழ்நிலை எதிராய் வந்தது மனிதர்கள் எதிராய் வந்தார்கள் அலலூயா ஆனால் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் ஆதரவாக இருந்ததுனால தான் மார்ச் மாதம் புதிய மாதத்தில் முதல் வாரத்திலும் நின்று கத்தரை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு விலையிலுய ஒரு ஒரு நிமிஷமாச்சும் வாயை திறந்து ஸ்தோத்திர பலி செலுத்தணும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீங்களா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் சென்ற மாதம் முழுக்க பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் இது ஒரு புதிய மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என் குடும்பத்தை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் என் வழிகளில் என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் என் கரத்தின் கிரியை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஹால லூயா எனக்கு தெரிந்தும் தெரியாத ஆபத்துகளில் நின்று என்னை விலக்கி மீட்டதற்காக ஸ்தோத்திரம் Hallelujah. Shotramapa. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திர பலி அலலூயா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்லி இந்த morning how many of you want to glorify the Lord hallelujah நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கத்தருடைய நாம மகிமைப்படும் அலலூயா தேவ நாம மகிமைப்படும் அலலூயா ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரை ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா அப்பா we praise you we glorify your name we glorify your name Jesus hallelujah நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உமை போல ஒருவர் இல்லை எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறீங்க ஹலோயா அவரை உயர்த்த எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க I am here to worship the Lord hallelujah here I am Lord to worship you to give praises and to give thanks and to you father God for what you have done in my life hallelujah Thank you for every blessing uh, that you showered upon my life. Uh, Thank you for every blessing uh, that you showered upon my life. என் வாழ்க்கையில் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி Hallelujah. This is a time of celebration. When we come together in the presence of the Lord. Every time when we come together in the presence of the Lord. வசனம் சொல்லுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் நலமுமாய் இருக்கிறது amen it is good and pleasant when we come together in the presence of the Lord as a church, uh, as a fellow brothers and hallelujah, eh, brothers and sisters in Christ, hallelujah, it is a time of celebration. எத்தனை பேர் செலிப்ரேட் uh, பண்ண வந்திருக்கிறீங்க ஆமீன் கொஞ்சம் சிரிங்களேன் ஹலலூயா சிரிச்ச முகத்தோட அலலு ஆண்டுடைய பிரசனத்தில் நிற்க நம்ம கத்தை நமக்கு உதவி செய்வாராக அப்போ அவங்க பிரசனத்தை நிற்பது ஆனந்தம் எவ்ரி டைம் அலலு பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் தாவிது சொல்கிறது அப்போ அவங்க சமூகமே ஆனந்தம் ஆமீன் அவன் அவனுக்கு தெரியும் ஒரு இடம் அல்லையா அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டா எல்லா கஷ்டத்தையும் நான் மறக்க முடியும் எல்லா பிரச்சனையும் நான் மறக்க முடியும் ஆமே நல்லலுயா எவ்ரி டைம் அல்லலுயா அவனுக்கு அவனுக்கு நமக்கு நான் ஒன்றும் கிடையாது அவனுக்கு பல பிரச்சனைகள் அல்லலுயா அநேக ஆபத்துகள் தாவிதுக்கு சூழ்ந்திருந்தாலும் அவன் போய் நிற்கிற இடம் தேவ பிரசன் அலலுயா அங்கு அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அலலுயா இன்னைக்கு கூட ஒரு மகிழ்ச்சியோடு கூட கத்திருக்கு நம்ம ஆராதனை செய்வோம் அலலுயா அவரை துதிப்போம் அவரை உயர்த்துவோம் உண்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நீரல்லோ லீலி புஷ்பம் நீரே சாரோனின் ரோஜா நீரே என் ஆத்ம நீச நீரல் அவரை உயர்த்த போகிறோம் எத்தனை பேர் உயர்த்த போகிறீங்க நல்லா கையை தட்டி பாடணும் சந்தோஷமாக பாடணும் சிரித்த முகத்தோடு பாடணும் உண்மை உயர்த்திடுவேன் பாடும்போது நீங்கள் ஹலலியா சம்மந்தமே இல்லாமல் ஃபேஸ் வச்சுருந்தா உண்மை உயர்த்திடுவேன் ஆமே நல்ல லூயா அதை உணர்ந்து பாடணும் அதான் வசனம் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் அப்போ கருத்தோடு பாடும்போது அல்லது அது தெரிஞ்சிடும் நம்ம ஆராதனையில் தெரிஞ்சிடும் நம்ம கைத்தட்டத்தை தெரிஞ்சிடும் அல்லது நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் தெரிஞ்சிடும் ஆண்டவரை தான் உயர்த்த வந்திருக்கிறோம் லூயா யாரும் மனிதர்களை பார்க்க வரலை தேவ பிரசனத்தில் நின்று அவரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கு லூயா உண்மை உயர்த்திடுவேன் உண்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் அல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க அப்படி கொஞ்சம் அசஞ்சாடி அலலுயா மீன் அவருடைய பிரசனத்தில் அலலுயா கொஞ்சம் கூட அப்படி விட்டு கொடுத்து அலலுயா அப்படியே அசஞ்சாடி அலலுயா உண்மை உயர்த்திடுவேன் உண்மை போற்றிடுவேன் hallelujah join with us college hallelujah நல்லா கையை தட்டி அலலுய உங்க சத்தம் கேட்கணும் ஓ க்ளோரி ஓ ஜீசஸ் நல்லா ஓ oh, ஜீசஸ் கை தட்டுவீங்களா ஓ oh, இயேசுவின் நாம உயரட்டும் உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ லீலி புஷ்பம் நீரே சரோனின் ரோஜா நீரே என் ஆத்ம நிஷ நீரல்லோ நீங்க உம்மை உயர்த்திடுவேன் உங்க சத்தம் கேட்கணும் சரணின் ரோஜா நீரே கேன் வி நீங்க எல்லாம் வாய உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ நீதி புஷ்பம் நீரே சரணின் ரோஜா நீரே can we do it one more time சத்தமா உம்மை உயர்த்திடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ லீலி புஷ்பம் நீரே சரணின் ரோஜா நீரே We go one more time. உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நீரல்லோ நீ புஷ்பம் நீரே சரோனின் ரோஜா நீரே என் ஆத்மநேச நீரல்லோ மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்துட்டாலும் மாறாத தேவன் நீரல்லோ ராஜாதி ராஜன் நீரே தேவாதி தேவன் நீரே இயேசுவி நாமம் ஜொலிக்குதே சொல்வீங்களா மலைகள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்துட்டாலும் தேவாதி அஜாதி ராஜன் நிரே தேவாதி தேவன் நிரே இயேசுவி நாமம் ஜொலிக்குதே எல்லாரும் சத்தமா உம்மை உயர்த்திடுவே உம்மை போற்றிடுவே தேவாதி தேவன் நிரல்லோ லீலி புஷ்பம் நிரே சரணின் ரோஜா நிரே சொல்லுங்க உம்மை உயர்த்திடுவே உம்மை போற்றிடுவே தேவாதி தேவன் நிரல்லோ லீலி புஷ்பம் நிரே உம்மை உம்மை உயர்த்திடுவே உம்மை போற்றிடுவே தேவாதி தேவன் நிரல்லோ லிலி புஷ்பம் நிறை சரணின் ரோஜா நிறை என் ஆத்மநேச நிரல்லோ வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தேவன் நிரல்லோ காக்கும் கத்தன் நிறை கருணையின் தேவன் நிறை துதிகளின் பார்த்திர நீரே வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தேவன் நீரல்லோ காக்கும் கத்த நீரே கருணையின் தேவன் நீரே இயேசுவின் ஓ glory உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நீரல்லோ லீலி புஷ்பம் நீரே சரணின் ரோஜா நீரே என் ஆத்ம நேசனிடலோ எல்லாரும் சொல்லுங்க உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவனிடலோ ஹalleluya மறுபடியும் சொல்லலாமா உம்மை உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவனிரல்லோ சரணின் ரோஜா நீரே மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்திட்டாலும் மாறாத தேவன் நிரல்லோ ராஜாதி ராஜன் நீரே தேவாதி தேவன் நீரே இயேசுவை நாமம் ஜொலிக்குதே சொல்லுவீங்களா மலைகள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்துட்டாலும் மாறாத தேவன் நிரல்லோ ராஜாதி ராஜன் நீரே தேவாதி தேவன் நீரே இயேசுவை நாமம் சதமா உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ நீ புஷ்பம் நிறே சொல்வோம் உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ ஆராதிப்போம் ஆண்டவர் தேவ நாம மகிமைப்படட்டும் glory உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ தேங்க் யூ லார்ட் தீலி புஷ்பம் நிரே சரணின் ரோஜா நிரே என் ஆத்ம நேச நிரல்லோ நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க அப்பா வீட்டுல தான் சந்தோஷம் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே லோரி நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே பிரைசலாம் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே சந்தோஷமா சந்தோஷமா சொல்லு நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே சொல்றீங்களா நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு சொல்லுங்க சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் ஆராதனை எங்கள் ஆயுதமாமே ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே ஆராதனை இன்னைக்கு நீங்க செய்யற ஆராதனை இந்த மாதத்தின் அனைத்து காரியங்களையும் மேற்கொள்ள வைக்கும் லூயா ஆராதிப்போமே உம்மை ஆராதிப்போமே ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே ஆராதிப்போமே உம்மை ஆராதிப்போமே ஆராதித்து ஆராதித்து ஆராதனை செய்வோம் தானானுக்குள் போவோம் ஆராதனை செய்து சுதந்தரிப்போம் எல்லாம் சொல்லி ஆராதனை செய்வோம் தானானுக்குள் போவோம் ஆராதனை செய்து ஒன் மோர் டைம் ஆராதனை செய்வோம் கனானுக்குள் போவோம் ஆராதனை செய்து சொல்லுங்களா ஆராதனை செய்வோம் கனானுக்குள் போவோம் ஆராதனை செய்து ஆராதனை எங்கள் ஆயுதமாமே ஆராதனை செய்து ஆராதனை எங்கள் ஆயுதமாமே ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே ஆராதிப்போமே உம்மை ஆராதிப்போமே ஆராதித்து ஆராதித்து ஆராதிப்போமே உம்மை ஆராதிப்போமே ஆராதித்து ஆராதித்து ஆராதனை ஆராதித்து முன்னேறுவோம் அலலுயா we will march forward ஆராதனை செய்வோம் கானானுக்கு போவோம் ஆராதனை செய்து சொல்றீங்களா ஆராதனை செய்வோம் கானானுக்குள் போவோம் ஆராதனை செய்வோம் ஓ ஆராதனை செய்வோம் வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்னவர் வார்த்தையானவர் உலகத்திலே ஒளியாக உதித்தவர் வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகத்திலே ஒளியாக உதித்தவர் இவரே மன்னாதி மன்னன் தேவாதி தேவன் சான்றோர் போற்றும் தூயாதி தூயன் ராஜாதி ராஜனிவ இயேசு ராஜா சொல்லுங்க ராஜாதி ராஜனை வாழ்த்தி ராஜாதி ராஜனிவ இயேசு ராஜாதி வழி சொன்னவர் வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகத்திலே ஒளியாக உதித்தவர் சொல்வோம் வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் இவரை மன்னோர் போற்றும் விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன் தூயாதி தூய தேனாதி ராஜனிவ இயேசு ராஜாதி ராஜனிவ இயேசு ராஜாதி ராஜனிவ இயேசு ராஜாதி ராஜனிவ இயேசு ராஜாதி ராஜனிவ இயேசு ராஜாதி ராஜனிவ வழி சொன்னவர் வழியுமானவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகத்திலே ஒளியாக ஓ கௌரி வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகத்திலே அப்படியே கையை அவர் நம் வழியாய் வந்த தேவன் அலலூயா நமக்கு வழிகளை உண்டு பண்ணுவார் பாதை இல்லாத இடத்துல தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அலலுயா அவரை உயர்த்துவோம் எனக்கு வாழ்க்கையின் வழியை காண்பித்தவர் அவர் ஈஸ் மை நேவிகேட்டர்னு சொல்லுங்க Lord you're my navigator Lord you're my navigator oh glory ஷர் அல்லா மா மா மா மாமா எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க நல்ல கையை தச்சு உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ லீலி புஷ்பம் நிறை சரணின்றோ ஜானிரே சொல்வீங்களா உண்மை உயர்த்திடுவேன் உண்மை போற்றிடுவேன் சந்தோஷமே சந்தோஷமா சொல்லும் நீலி புஷ்பம் நீரே சரணின்றோ ஜானிரே சொல்லுங்க எல்லாரும் மறுபடியுமா உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் நிரல்லோ லீலி புஷ்பம் நிரே சரணின் ரோஜா நிரே கடைசியா ஒரு முறை எல்லா சத்தமும் உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவன் இரல்லோ புஷ்பம் நீரே சரணின் ரோஜா நீரே கணேசன் இரல்லோ சொல்லாமலே கையை தட்டி இருக்கணுமே அழலோ பிரைஸ் அலா oh praise to the king of kings ராஜாதி ராஜனுக்கு மகிமை அலலூயா ஏசுவின் நாமத்திற்கே சகல துதியும் புகழ்ச்சியும் என்னை வாழ வைத்தவருக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்வீங்க என்னை வாழ வைத்தவருக்கு நன்றி என் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு நன்றி என் வாழ்க்கையின் வழிகாட்டிக்கு நன்றி அலலூ சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறான் சங்கீதம் பதினெட்டில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர் amen hallelujah Lord you light up my lamp hallelujah என் வாழ்க்கையின் விளக்கை ஏற்றினவர் இயேசு ஆமேன்னு சொல்லுங்களேன் என் வாழ்க்கையின் விளக்கை ஏற்றினவர் இயேசு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் ஆமேன் இந்த மார்ச் மாதம் கூட அலலுயா நம் வழியும் அவர் நம் வெளிச்சமும் அவர் அலலுயா எஸ் லார்ட் நீரே வழி நீரே என் வெளிச்சம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையின் பாதையில் கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா when we look back We have seen people. We have seen people. மனிதர்களை பார்த்துருக்குறோம் ஆமேன் சூழ்நிலைகளை பார்த்துருக்குறோம் ஆமேன் நீங்கள் ஆறுகளை பார்த்துருக்குறீங்க அக்னியை பார்த்துருக்குறீங்க அலலூயா கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அதை கடக்கும்போது இதை எப்படி தாண்டுவேன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் எப்படி தாண்டிங்கன்னு தெரியாது கத்திர தாண்டி கொண்டு வந்துருப்பேன் ஆமே அலலூயா ஆறுகளில் நடக்கும்போது அலலூயா ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்கி போயிடுவோம் தான் நினச்சிருப்போம் ஆனால் உங்களுக்கே தெரியாது எப்படி நான் மூழ்காமல் இதை கிராஸ் பண்ணி வந்தேன் எப்படி இந்த கிராஸ் ஓவர் நடந்துச்சு நாம் அக்னியின் சூழ்நிலைகள் இருந்தது ஐயோ நான் அவிழ்ந்து போயிடுவேன் முடிஞ்சிச்சு கதை வெட்கப்பட்டுடுவேன் அப்படின்னு கூட நம்ம நினச்சிருக்கலாம் அலலூ ஆனால் கத்தை நம்ம அலலூயா கிருபையாய் பாதுகாத்து அக்கினியில் நீங்கள் வேகாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் நினைவு எத்தனை பேர் தெரியும் இன்றைக்கும் நினைவு கூறுகிறார் நீ அக்கினியில் வேகாதிருப்பாய் மனிதர்களை பார்ப்போம் சில வேலைகளை மனிதர்கள் நம்மை விட்டு கொடுத்து விடுவார்கள் அலலுயா தேவன் நம்மை விட்டு கொடுப்பதில்லை ஆமேன்னு சொல்லுங்க இயேசு நம்ம விட்டு கொடுக்கிறதே இல்லை கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல அலலூயா அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருங்க எத்தனை பேருக்கு தெரியும் என்னை விட்டு கொடுக்காதவர் ஒருவர் எனக்கு உண்டு எனக்கு ஒரு நேச்சர் உண்டு அலலூயா இவள் never give up on me சொல்லுங்க ஆமேன் என்னையே நான் விட்டு கொடுத்துருவேன் சம்டைம்ஸ் ஆமேன் என்னையே நான் விட்டு கொடுத்துருவேன் என்னால் முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது சம்டைம் மற்றவங்க இல்லை நம்மளே நம்மளை விட்டு கொடுத்துருவோம் பாருங்க நம்மளே நம்மளை விட்டு கொடுத்துருவோம் நம்மளே நம்மளை விட்டு கொடுத்தாலும் இந்த one one never give give give up on me hallelujah என்னை விட்டு கொடுக்காத தேவன் ஒருவர் உண்டு என்னை விட்டு கொடுக்காத தேவன் ஒருவர் உண்டு அலலூயா எல்லா கண்ணை மூடி கைகளை உயர்த்தி தேவ பிரசனத்தில் உங்களை அர்ப்பணித்து தேவனை ஆராதிப்பீர்களா எங்களை விட்டு கொடுக்காதவரை அலலூ உங்க கரத்துல எங்களை தாங்கினீர் எங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு நடத்தி வந்தீரே நன்றி விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடு உணர்ந்து சொல்லுங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்றீங்க நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க எந்த மனுஷ உதவல எல்லாரும் ஒன்று சேர்ந்து கண்ண முடி விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் உணர்ந்து சொல்வோமா விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க அப்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க என்னை ஆசி தேற்றி அரவணைச்சிங்க நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க சொல்வோம் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க சொல்ல நம்ம விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க எல்லாரும் சொன்னீங்களா விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க என்ன மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க சம்பவம் ஆக்கலம் என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவலம் நீங்க வந்து எல்லாரும் சொல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் ஆமே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் எல்லாம் கடைசியா ஒரு முறை கூட நல்லா உணர்ந்து கைய விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே என்னை விட்டு கொடுக்காதவர் ஒருவர் உண்டு அலலூயா அவர் எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு கொடுத்தா கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டார் நானே என்னை விட்டு கொடுத்தா கூட அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் நாம் உங்களுக்கு தெரியுமா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு how many times you fail how many times you failed எத்தனை முறை நான் அவரை ஃபெயில் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அல்ல லூயா பேதர் மறுபடியும் மறுபடியும் ஃபெயில் பண்ணுறா ஜீசஸ் மறுபடியும் மறுபடியும் அப்பா ஒரு முறையாச்சும் எனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டியா ஹலோ லூயா மறுதளிச்சாரு உயிர் தேர்ந்த பிறகு திரும்ப பழைய வேலைக்கே போயிட்டாரு again and again it fail Jesus the calling of Jesus in is life hallelujah மறுபடியும் மறுபடியுமா அலலூயா ஆண்டவர் பார்த்தீங்களா பேதுரை விட்டே கொடுக்கல ஆமின்னு சொல்லுங்க அதான் ஆண்டோடைய அன்பு அலலூயா இவர் தேடி போறார் நம்மளாம் தான் போவோமாங்க நம்மளாம் தான் போவோமா அலலூயா அதாங்க தகப்பனுடைய அன்பு the father's orders hallelujah so true and so loving உண்மையான இருதயம் அன்புள்ள இருதயம் அப்படிப்பட்ட இருதயத்தை கத்த நமக்கு கொடுப்பாரா நாம தான் போகணும் ஆனால் பாருங்க again and again he fail but yet yet Jesus love Jesus loved Jesus loved மாலலூயா போய் கேட்குறாரு என்ன நேசிப்பியாப்பா யாருன்னா கேட்போமா மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணவங்களை விட்ட போயிட்டு நீ திரும்ப நேசிப்பியா ஆனுடைய அன்பு பாருங்களேன் ஹலோயா திரும்ப தேடி போறாரு பேதுருவ விட்டு கொடுக்காத நல்ல ஆண்டவர் விட்டு கொடுக்காத நல்ல ஆண்டவர் அவர் அவராலூ Hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு முன்பாக இருக்க அனைத்தையும் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு உடையவைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் is surrender and submit everything that is head of us that belongs to us hallelujah can we surrender like that hallelujah Lord we want submit and surrender everything that is head of us that belongs to us ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறவைகளையும் எங்களுக்கு உள்ளவைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா நீர் ஏற்று நடத்துவீராக நீர் ஏற்று நடத்துவீராக சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கும் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே amen be seat in the presence of the Lord யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் பிரைஸ் த லார்ட் இயேசுவின் இனிய நாமத்தில் நான் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நான் வரவேற்கிறேன் நல்ல கத்தோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா முதல் வாரம் சேலரிலாம் வந்திருக்கும் இப்போ கூட சந்தோஷமாக இல்லை எப்படி ப்ரைஸ் நம்ம ஊரில் நம்ம ஊரில் அப்படி இங்கெல்லாம் அப்படி கிடையாது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபஸ்ட்டு வீக்கானா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரும் அப்படியே போக போக போக கொஞ்சம் சந்தோஷம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி நம்ம சந்தோஷம் நம்ம ஜாய் பணத்தில் இல்லை hallelujah joy is in Christ hallelujah நம் சந்தோஷம் ஏசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக இருக்கிறது லூயா ஆண்டவர் வந்து நிறைவாய் கொடுக்குறார் லூயா காட் கிவ்ஸ் ஜாய் லூயா அதை முழுமையுமாய் கொடுக்குற தேவன் இந்த சந்தோஷம் குறையாது எது நடந்தாலும் நடக்கலைனாலும் குறையாது நாம் இப்போது நம்ம தியானிக்கிற ஆபகுக்கு மூணு பதினெட்டில் நான் எனக்கு வந்து அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும் மந்தையில் முதலற்று போனாலும் நான் கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் hallelujah I will rejoice in the Lord always நல்ல hallelujah that is the joy God is promise for us அந்த மகிழ்ச்சியை தான் கத்தை நமக்கு வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார் இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கட்டும் ராமின்னு சொல்லுவீங்களா ஒரு சந்தோஷத்தின் மாதமாக இருக்கட்டும் மன முறிவுகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்கட்டும் துக்க செய்தியை கேட்காத ஒரு மாதமாக இருக்கட்டும் நல்ல செய்திகளை கேட்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும் நான் முன்னேறுகிற மாதமாக இருக்கட்டும் ஆமை நலலூயா விட்டு போனதெல்லாம் என் கையில் வந்து சேருகிற மாதமாக இருக்கட்டும் ஒரு சமாதானமுள்ள மாதமாக இருக்கட்டும் ஒரு மன நிறைவின் மாதமாக இருக்கட்டும் ஜெயிக்கிற மாதமாக இருக்கட்டும் கத்தர் அலலூயா நம் வாழ்க்கையில் அவர் உண்மை என்பதை நிரூபிக்கும் மாதமாக இருக்கட்டும் this March you should march forward amen நல்ல லூயா எத்தனை பேர் நல்ல லூயா ஐ வில் மார்ச் ஃபார்வர்ட்னு சொல்லுங்கள் ஐ வில் ப்ராக்ரெஸ் சொல்லுங்கள் ஆமே நல்ல hallelujah I will progress I will march forward இந்த பாருங்கள் ஒரி ஜன ஒரி அதெல்லாம் பழசு அந்த ஒரியெல்லாம் போயிடணும் ஜனவரி ஜனவரியோடு போயிடுச்சு பிப்ரவரி மார்ச்சில் ஒரே ஆரம்பித்தா மார்ச் ஒரே ஆகிடும் அதனால் ஒரியக்கூடாது ஆமே நல்ல இல்லையா மார்ச்சில் மட்டும் நீங்கள் ஒரே சேர்த்துட்டிங்கன்னா கதை முடிஞ்சுது மார்ச்சில் ஒரே சேர்த்தா மார்ச் ஒரே ஆகிடும் அதனால் மார்ச்சில் மட்டும் ஒரே என்ன பண்ணக்கூடாது நுழையாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் பிப்ரவரி பிப்ரவரியோடு போய்விட்டது மார்ச்சில் ஐ வில் மார்ச் ஃபார்வர்ட் ஆமே நல்ல லூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்ல வேகமாக அறிவிப்புகளை நான் அறிவிக்கிறேன் நமக்கு இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் தான் முக்கியமான எல்லாம் வரீங்க அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு இன்னும் வராதவர்கள் கூட வந்து இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்குறேன் ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் பதினேழுலேருந்து பன்னெண்டு ஒரு சாக்ரிஃபிஷியல் டைம் தான் but when we do that you will see the result of the prayer நம்ம அந்த நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய அதற்கு அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார் அப்படி தான் வசனம் போட்டிருக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் அவர் பதில் கொடுக்கறது அவுட்வேர்டாக கொடுப்பாரு ப்ரேயரு க்ரை எல்லாம் வந்து சீக்ரெட் பிளேஸ் ஆமின்னு சொல்லுங்கள் நம்ம அழுறது எல்லாம் வந்து அதெல்லாம் சீக்ரெட் பிளேஸு ஆனால் பதில் கொடுக்கும்போது சீக்ரெட்டாக கொடுக்க மாட்டார் அவுட்வேர்ட் ஆன்சர்ஸ் ஆமே லூயா விசிபிள் ஆன்சர் அது நானும் பார்ப்பேன் மற்றவங்களும் அது மாதிரி இந்த நாற்பது நாட்கள் உங்கள் கண்ணீர் உங்கள் உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் கத்தர் பதில் கொடுக்கும்போது அது மகிமையாக இருக்கும் it will be glorious it will be glorious அதனால் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் அல்லையா பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அது மாத்திரமல்ல நமக்கு வந்து நேற்று it was a marvellous time of fasting prayer ஆமாம் ரொம்ப நல்லா அவர் வித்தியாசமாக கத்தை நடத்தினார் ஃபோர் ஹவர்ஸ் வி ப்ரேயடுங்க நாலு மணி நேரம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் மூணே காலுக்கு தான் ப்ரேயரை முடித்தோம் யூஸ்வலாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மேலே ப்ரேயர் ப்ரேயர் போகாது we started at eleven o'clock we finish three fifteen plan பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு the move of the holy spirit was so powerful come to prayers ஏன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடு இப்போ என்ன தான் ஆவியானவர் அசைவாடினாலும் அவங்க வந்து அசைவாடுவாங்க நம்ம மேலே <laughs> அடுத்த சர்ச்சு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே சர்வீஸில் we good to the limited தான் வி ஆர் லிமி லிமிட்டெட் டைம் அதில் அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம அதை நம்ம பண்ணுவோம் ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் அப்படி கிடையாது ஆவியானவர் அசைவாடினார் மூணே காலுக்கு தான் முடித்தேன் இந்த ஆயில் அனாய்டிங்கிறதுலாம் ஒரு பிளானே கிடையாது அந்த ஆயில் தீர்ந்து போச்சு இல்லையா ஆயில் அதெல்லாம் பிளானே கிடையாது தானாக எல்லாமே எல்லாமே அப்படியே leading of the holy spirit ஒரு ஒரு ஒருவராய் வந்தாங்க prophecies people are filled with holy spirit தேவ பேலன்ஸினால் கத்த நிரப்பினா அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ரிவைவல் ஆஸ்பரி ரிவைவல் மாதிரி இருந்துச்சா வந்தவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சு நேற்றுங்க I mean so do not miss any ministry இந்த சர்ச் என்ன நடக்கும்னு தெரியாது அது திரும்ப கே சிஸ்டர் கேடாங்க ஐயோ அது போயிடுச்சே பாஸ்டர் போயிடுச்சு என்ன பண்ணுறது it will not come again hallelujah but அது அதே போல் அனுபவங்களை கத்த தருவார் அலலுயா அதை காட்டிலும் மேன்மையான அனுபவங்களை கத்த தருவார் do not miss anything hallelujah கத்துடைய ஊழியங்களில் எல்லாரும் பங்கு பெறும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் ஏன்னா இதுதாங்க நம்மளை பலப்படுத்தும் இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் இதுதான் வந்து இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தாண்ட வைக்கும் நேற்று நான் சொன்னேன் நேற்று வந்தவங்க ஓடுவாங்க ரொம்ப நாள் ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று ஒரு பவர் நேற்று வந்தவங்களுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்டு சர்வீஸ் ஆச்சுல்ல they will run hallelujah they will overcome hallelujah situation அவங்கள நாக் பண்ணாலும் they will run and they will overcome situations hallelujah அப்படி ஏன்னா தே தேவனுடைய கரம் எலியாவின் மேலே வந்து அவன் கண்டினியூஸாக ஓடினாலாம் பாருங்கள் அப்போ பாருங்கள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நீங்கள் அப்போ தான் நீங்கள் மற்ற எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் அந்த ரீசார்ஜ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை நீங்கள் செய்ய முடியாது ஸோ அதனால் ஆண்டுடைய காரியத்தில் வரும்படியாக நான் கேட்குறேன் மற்றபடி நமக்கு டியூஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்குது டியூஸ்டே பைபிள் ஸ்டடி செவன் தேர்ட்டிக்கு சபையில் வச்சு சர்ச்சில் வச்சு please do come for Bible study வாங்க ஒரு ஒரு ஒரு மண்டே எல்லாம் ஓஞ்சி ஒரு டியூஸ்டே செட்டில் ஆகிருப்பீங்க ஸோ டியூஸ்டே ஈவினிங் அப்படி வாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் மிட் வீக்கில் ஒரு prayer just spend one and half hours time இந்த பைபிள் ஸ்டடி இந்த ப்ரேயர் எல்லாம் வந்து ஒரு ஏழரைலேருந்து ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிடணும் அடுத்த நாள் எல்லாம் வேலைக்கு போகணுன்றதுனால seven thirty to nine seven thirty to nine அந்த ப்ரேயர் இருக்கும் டியூஸ்டே மட்டும் நமக்கு லெவன் டு டுவெல் ப்ரேயர் இருக்காது அந்த பைபிள் ஸ்டடியிலே வைத்து அந்த ஜபத்தையும் நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரையும் நம்ம பண்ணிவிடுவோம் so seven thirty to nine I don't want stop the Bible study லா யூஸ்வலாக இந்த மாதிரி நாற்பது நாட்கள் நடக்கும் பொழுது பைபிள் ஸ்டடி ஸ்டாப் பண்ணுவோம் ஆனால் பைபிள் ஸ்டடி ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுனால பைபிள் ஸ்டடி கண்டினியூ பண்ணுறோம் டியூஸ்டேஸில் சர்ச்சில் வச்சு ஏழரை மணிக்கு நமக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி நடக்கும் கட்டாயமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆராதனை முடிவில் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது ஆயத்தத்தோடு கூட பயபக்தியோடு கூட கத்துடைய பந்தியில் நாம் எல்லோரும் பானம் பண்ணும்படியாக அதை அனுசரிக்கும்படியாக நான் கேட்கிறேன் அது ஆராதனை முடிவில் we are food sale for the building fund நம்முடைய சபையின் கட்டிட அதுக்காக அதுக்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் எப்பவும் பண்ணுறோம் அது நீங்கள் தான் பண்ணுறீங்க ஃபுட் செஞ்சு கொண்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க so food sale is there நீங்கள் நீங்கள் ஒரு வேலை எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மற்றவர்கள் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் you can do it for church fund raising church building fund raising நாம் இருக்கிற சபையை குறித்து நமக்கு கொஞ்சம் ஒரு அக்கறை வேணும் ஐ மீன் வரோம் போகிறோம் ஐ மீன் இது ஆல்டி லிடில் மாதிரி பார்க்கக்கூடாது ஆல்டி லிடில் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாருங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆல் மேலே தனியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஏற்படுத்திக்கிறோம் நம்ம டெஸ்கோ மேலே ஒரு தனியாக ரிலேஷன்ஷிப் டெஸ்கோ மூடணும் ஐயோ டெஸ்கோ மூட்டாங்களே இல்லை ஒரு நாள் கடை பேங்க் ஹாலிடே அப்போ கடையை மூட்டாங்கன்னா ஒன்றா ஒரு கஷ்டம் பாருங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஆனால் சர்ச் மேலே ஒரு உறவு இருக்கா சர்ச் மேலே உறவு இருக்கா it is not about money இல்லை அது தானாக வந்தால் அதில் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் யோசிக்கும் நம்ம சர்ச்சுக்கு வரோம் இது நம்ம சர்ச் சர்ச் இஸ் பீப்புள் அது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது it's not an organisation it is not an office it is a people so அதனால் சர்ச்சை குறித்து பாஸ்டருக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கும் வரணும் பாஸ்டருக்கு நூறு சதவீதம் வந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு <laughs> ஐம்பது சதவீதமாச்சும் இல்லை இருபத்தஞ்சி சதவீதமாச்சும் வரணும் அல்லூயா ஸோ நாம் இருக்கிற இந்த சபையை குறித்து ஒரு சபை க நாம் பாருங்கள் கம்ப்ளீட்டட் செவன் இயர்ஸ் ஸோ ஏதாச்சும் ஏதாச்சும் அதை குறித்து ஒரு அக்கறை அதை குறித்த ஒரு காரியங்களை நாம் செய்ய கத்த நமக்கு உதவி செய்வாராக ஸோ ச இந்த ஃபுட் சேலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே அலலுயா சபையை நேசிக்கிறவங்கள சபைக்கு கொடுக்குறவங்கள கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தர் அலலுயா அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வார் okay you are celebrating that birthday Adlin is celebrating her birthday sixth March Adlin இல்லை நல்லா கையை தட்டி happy birthday Adlin may God bless you abundantly Carrie Carrie is celebrating is birthday எங்கே Carrie Carrie is celebrating is birthday happy birthday Carrie கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் may God bless you abundantly கத்தர் அலலுயா ஒருவேளை யாரா விட்டு போயிருந்தால் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவன் அலலுயா பெரிய காரியங்களை செய்வேன் அவனு வெல்கம் பிரதர் புகழ்ஸ் ஃபேமிலியை கொஞ்சம் எழுந்து நிற்கலாமே புகழ் பிரதர் ஃபேமிலி ஆமீன் சிஸ்டர் ஜெயசாந்தி ஹேடோனாய் அண்ட் ஷாரன் ஆமீன் நல்லா கையை தட்டி ஆமீன் ஆல் த வே ஃப்ரம் கால்வே அவங்க கால்வேலேருந்து சீக்கிரமே வந்துட்டாங்க டப்ளின்லேருந்து ப்ரைஸ் ராடா லூயா new new life church welcomes you புது வாழ்வு சபை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது உங்களை கத்த நிச்சயமாக இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பாராக நிலைநாட்டுவாராக he will establish you may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஓகே மற்றபடி மற்ற எல்லா காரங்களும் வழக்கம் போல் நடைபெறும் ஃபோர்த்து வீக்கில் நமக்கு எவாஞ்சலிசம் இருக்குது பாருங்கள் விஷ் ஒரு எவாஞ்சலிசம் டீம் ரைஸ் ஆகணும் சில பேர் பேர் கொடுத்துருக்கீங்க பேர் கொடுங்க ஏதாச்சும் ஒன்றில் இணைச்சிக்கோங்க ஆண்டவர் வரப்போகிறாரு இன்னும் அப்படியே ஓடிட்டு இருந்தால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்களேன் உங்கள் ரொட்டீன்ஸ் எல்லாம் அப்படியே போகணும் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து பாருங்கள் மற்ற காரியம்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் மற்ற காரியம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் ஒர்க்கு உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் நான் என்டர்டெயின்மெண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதில் பட் கிவ் அலலூயா importance to spiritual thing even entertainment will be good for you நாமே நல்லலூயா எதை முன்னா எதை வைக் முன்னாடி வைக்கணுமோ அதை முன்னாடி வச்சா நம்ம வந்து பொழுதுபோக்கு கூட நம்ம கத்திர ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் நமக்கு ஆமை நல்லலுயா வேலையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் ஸோ அதனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இன்வால்வ் யுவர் செல்ஃப் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எதில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும் நீங்கள் please contact me especially I encourage you all to come for evangelism ministry நேற்று வந்தவங்க சொன்னாங்க பாருங்கள் நேற்று அர்ஜுன் அர்ஜுன் அண்டு ஜோயல்லாம் ஃபஸ்ட் டைமோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க எப்படி இருந்துச்சு அந்த சந்தோஷம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படி தானே ஜோயல் அங்கே அர்ஜுன் வந்தாப்பில் அர்ஜுனா அந்த சந்தோஷம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது அந்த மாதிரி சந்தோஷம் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க எஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எவாஞ்சலிஸில் இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது கூட கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை நம்ம படைக்கிற நேரம் முதல் வாரம் இல்லையா please take all your of offerings in your hand நல்ல லூயா கார்டில் பே பண்ணுறவங்க கார்டே எடுத்துக்கோங்க ஆமே நல்ல லூயா வே ஸ்டாண்ட் டோ ஃபீட் எல்லாம் எழுமி நின்று நம்ம ஒரு ஜபம் செய்வோம் செய்வோம் சிஸ்டர் ஸ்வேதா அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கத்திருக்கென்று நம்ம காணிக்கைகளை நாம் செலுத்துவோம் எல்லாம் எழும்பி நிற்கலாமா கொஞ்சம் எழும்பி நிற்கலாமா வேகமாக வேக வேகமாக ப்ரைஸ் தேங்க்யூ ஓகே எல்லாம் உங்கள் கா காணிக்கை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் the purpose of this prayer இந்த மாதம் கத்தர் நம்மை நிறைவாக நடத்தணும் ஐ மீன் என் ஃபினான்சஸை என் எக்கனாமியை என் பொருளாதாரத்தை கத்திர ஆசீர்வதிக்கணும் ஆமீன் எல்லாம் கண்களை மூடி கரங்களை காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனே நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்க நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி எங்களுக்குரியவைகள் எல்லாம் அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அப்படியே நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம்ப்பா every blessing that we receive from your hand ஆண்டவரே உங்கள் கரத்திலிருந்து வந்த நன்மைகள் என்றே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே அதிலிருந்து உமக்கு நாங்கள் விதைக்க கொடுக்க நீங்கள் தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் உமக்கு கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரை நிறைவின் மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற ஒரு மாதமாக இருக்கட்டும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கிற மாதமாக இருக்கட்டும் Lord I pray for a leftover blessing upon families எங்கள் சபையில் வர குடும்பங்கள் அப்பா உங்களுக்கு கொடுக்குற கரங்கள் ஆண்டவரை மீதம் எடுக்கட்டும் ஆண்டவரை தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரை பேலன்ஸ் எடுக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் என்று ஏசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் ஜெபித்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆமேன் பி சீட் அலலு எல்லாரும் உட்காந்து கொள்ளலாம் சிலுவை நான் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் கத்த நல்லவர் கத்த நல்லவர் வேகமாக கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் ஆபகுக் மூணு பத்தொன்பது ஆபகுப் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் படிக்க நீங்கள் திரும்ப என்னோடு கூட படிக்கும்படியாக கேட்கிறேன் மூன்று முறை we are going to do this every month we do this எப்பொழுதும் வழக்கம் போல் செய்கிற ஒரு காரியம் ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் தேர்ட் டைம் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் can we all close your eyes for a moment கண்களை மூடி ஒரு நிமிடம் கத்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமுள்ள தேவனே நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் கூட கத்தாவே நீர் ஆண்டவரே கொடுத்துருக்கிற இந்த ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உமது வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தை எங்கள் செவியை நாங்கள் திறக்கிறோம் உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையைப் போல உடைய வார்த்தைகள் இன்றைக்கும் விழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்லலூயா கத்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் அலலுயா இந்த வார்த்தையில் கர்த்தர் சொல்ல நிறைய காரியங்கள் இருக்குது it talks about the strength of the Lord லூயா it talks about the higher places talk talks about the higher realms அது மாத்திரமல்ல கத்தர் எப்படி என்னையே பலவீனமான என்னையை அப்படி ஒரு பலமுள்ளவனாக ஒரு மான்களின் கால்களை போல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு என்கின்ற ஒரு காரியமும் இந்த வசன நிறைய காரியங்களை பார்க்கலாம் இன்றைக்கு இது முதல் வாரன்றதுனால I just give the introduction இந்த வார்த்தையில் கத்தர் சொல்லியிருக்கிறார் அல்லையா கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவேன் நீ என்ன பண்ணுவ உயரமான ஸ்தலங்களில் நடப்ப ஐயோ பிளேசஸ் ஐயர் ஹில்ஸ் அலலுயா இந்த உயரமான ஸ்தலங்களில் என்று ஆண்டவர் சொல்லுகிறது என்ன என்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மலையின் அனுபவம் என்ன what is the hill experience biblically வேதத்தின்படி மலையின் அனுபவம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக கத்தர் எங்கிருந்து என்னை உயர்த்துகிறார் எங்கிருந்து என்னை உயர்த்துகிறார் நான் நல்ல ஸ்தா நல்லா இருக்கிற நிலையிலேருந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன் அதில் அப்படி இல்லை நான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற சூழ்நிலையிலிருந்து கத்தர் என்னை உயர்த்தலங்களில் உயர்த்துகிறார் God is raising me from the pit எத்தனை பேருக்கு தெரியும் I mean God is raising me from the pit அல்லையா படு வசனம் போட்டிருக்கு படுகுழியிலிருந்து கத்தரனை தூக்கி அப்படி தானே போட்டிருக்கு படுகுழியிலிருந்து கத்தரனை தூக்கினார் அல்லையா அப்போது நான் வந்து ஒரு குழியில் இருக்கிறவனை மேலே தூக்கி விட்டாலே அவனுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அது ஒரு பெரிய ஒரு உதவி அவனுக்கு ஆனால் மேலே தூக்கி விடல ஆண்டவர் அவனை மே அவனை கொண்டு போய் மலை மேலே உட்கார வைக்கிறார் அல்லையா he makes sit makes him sit இந்த ஐயோ பிளேசஸ் அல்லையா இ மேக்ஸ் இம் சிட் இந்த ஐயோ பிளேசஸ் குழியிலிருந்து தூக்கி விடுகிறவர் மாத்திரமல்ல தூக்கி எடுத்து என்னை உயர்த்துகிற தேவனாய் தூக்கி எடுத்து உயரமான ஸ்தலங்களில் உயர் மலைகளில் என்னை நடக்க பண்ணுகிற நிற்க வைக்கிற அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிற அப்போ இந்த குழியில் இருக்கிற அனுபவம் பாருங்கள் நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு குழி இருக்குது நாம் இருக்குதா இல்லையா என்ன எல்லாம் <laughs> ஒரு மாதிரி இருக்குங்க எல்லாருக்கும் everyone face this pit experience பாருங்கள் பாவத்தில் வாழ்வது அது ஒரு பாவக்குழி பாவத்தின் சேற்றில் உழந்து கொண்டிருந்த நம்ம அந்த சால்வேஷன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தி அந்த குழியிலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறார் அலலுயா அது வந்து பாவக்குழியிலிருந்து கத்தர் ஒருவரை நினைத்து நான் சொன்னேன் அந்த லேகியோனை குறித்து நேற்று நான் சொன்னேன் லேகியோன் என்றவன் அவன் சொல்கிறான் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியாக என் பேர் லேகியோன் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை அநேகர்னா பேய் அநே அவன் சொல்கிறான் அவன் பேர் என்னன்னு கேட்குறாரு ஏசப்பா அவன் சொல்கிறான் நாங்கள் அநேகர் ஆமீன் எனக்கு ஒரு பேர் இல்லை எனக்குள்ள பல பேர் இருக்குது ஆமீன் அல்லையா அந்த மாதிரி பிரச்சனை யாருக்குன்னா இருக்குதா ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனை ஆமீன் ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனை அவன் சொல்கிறான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அவனை பற்றி நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் நான் லேகியோம் ஆமீன் அல்லையா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் உள்ளார் அவனுக்கு பாருங்கள் அவனுக்கு வந்து அடிமட்ட குழியில் இருக்கான் <laughs> அவனெல்லாம் ஒருத்தர் தூக்கி விடணும்னா கையெல்லாம் உள்ளே போவே போகாது அந்த அளவுக்கு ஏழு அவன் அவன் அவன் மேலே பல பிசாசுகள் பல க பிசாசின் போராட்டங்கள் அவன் வாழ்க்கையில் இருக்குது அவன் நார்மல் லைஃபே லீட் பண்ணல அவனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் அவனை பார்த்து கத்தர் பேசுகிறார் அலலூயா இன்றைக்கும் நம்ம இப்படிப்பட்ட குழிகளின் அனுபவத்தில் ஒரு வேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட பிட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வாழலாம் பிட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் வாழலாம் அது வந்து பாவக்குழியாக இருக்கலாம் இல்லை தோல்வியின் குழியாக இருக்கலாம் இல்லை ஏமாற்றத்தின் குழியாக இருக்கலாம் இல்லை லூயா இல்லை மன சங்கடம் ஏதோ உறவுகளில் உள்ள பிரச்சனையின் குழியாக இருக்கலாம் இல்லை பலவீனத்தின் நல்ல உடல் பலவீனமோ ஏதோ ஒரு பலவீனத்தின் ஒரு பிட்டா பிட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் but God wants to speak to you today அலலுயா இந்த காலவேல கத்தர் பேசுகிற அலலுயா நீ எந்த குழியில் இருந்தாலும் பரவாயில்ல அலலுயா குழியில் இருக்கிற நான் உன்னை எடுத்து நான் உயர்த்துவேன் நாமே நல்லலுயா குழியில் இருக்கிற உன்னை எடுத்து நான் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன் அவனை பாருங்கள் இப்போ அவனுக்கு அவனுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும் பிசாசை விரட்டி விட்டாலே அவனுக்கு என்ன என்ன இருக்கும் போதும் நாங்கள் அநேகராக இருக்கிறோம் அப்படின்றோம் யாராலுமே விரட்ட முடியாது யாராலும் விரட்ட முடியாது ஒரு ஒரு பிசாசை விரட்டுறதே கஷ்டம் ஒரு ஒரு பிசாசை சமாளிக்கிறதே கஷ்டம் அநேகராக இருக்கிறாங்க அப்படின்றோம் ஆனால் வசனம் போட்டிருக்கு அவன் ஆண்டவர் அவனை பிசாஸ் அவனை விட்டு விரட்டி அது பன்னிகளின் கூட்டத்தில் போயிடுச்சு அவன் புத்தி தெளிந்தவனா இயேசுவின் பாதத்தருகே உட்காருகிறான் அவரை பின்பற்றுவேன் என்று சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனை வந்து என்ன பண்ணுறார் பிளஸ் பண்ணி ஆண்டவர் செய்ததை நீ செய்ப்பான்னு அனாய்ட் பண்ணி அவனை அனுப்பிச்சிடுறாரு வசனம் போட்டிருக்கு மேத்யூ ஐ திங்க் மத் மத்தையும் நான்காம் அதிகாரம்னு நினைக்கிறேன் அதில் மார்க் நான்காம் அதிகாரம்னு நினைக்கிறேன் அதில் போட்டிருக்கு வசனம் அவன் போய் அல்ல லூயா அந்த ஊருக்கே அவன் தான் மினிஸ்டர் ஆமீன் அல்ல லூயா அவன் போய் என்ன பண்ணுறான் அப்போது உயர்மலையின் அனுபவம் என்பது நாட் ஜஸ்ட் அ டெலிவரன்ஸ் பிசாசை மட்டும் ஓட்டி விட்டுருந்தான்னா அது டெலிவரன்ஸ் அதை குடியிலேருந்து தூக்கி விடுற அனுபவம் மேலே உட்கார வைக்கிற அனுபவம் என்பது அவனே ஊழியக்காரனமான் அவன் போய் நிறைய பேருக்கு பிசாசை விரட்டியிருப்பான் ஆமின்னு சொல்லுங்கள் அவன் போய் நாலு பேருக்கு பிசாசை விரட்டியிருப்பான் நாலு பேருக்கு அவன் அவன் அவன் கை வச்சா சுகமாக இருக்கும் அந்த ஊருக்கே அவன் ஊழியம் செய்கிறவனாய் கத்தன் மாற்றினார் லூயா இந்த ஊருக்கே ஊழியம் செய்கிறவனாய் கத்தர் மாற்றினார் ஊருக்கே ஊழியம் செய்கிறவனாய் கத்தர் அவனை மாற்றினார் அப்படிப்பட்ட உயர்மலையின் அனுபவம் என்பது என் பிரச்சனைக்கு நிவாரணம் கொடுப்பதல்ல என் பிரச்சனைக்கு நிவாரணத்தையும் கொடுத்து நான் என்னை என்னை கத்தர் உயர்த்துகிற ஸ்தலத்துலேருந்து நான் மற்றவங்க பிரச்சனையும் நான் தீக்கிறவனா நான் கத்தர் மாற்றுவார் எனக்கே வழி இல்லை நீங்கள் நினைக்கும் போது எனக்கு வழியும் காமிச்சு நாலு பேருக்கு வழி காமிக்கிறானா வைக்கிறார் பாருங்கள் அதுதான் உயர்மலைகளின் அனுபவம் லூயா ஆண்டவர் வந்து யோசிப்பை படுகுழியிலிருந்து தூக்கினார் லூயா ஆண்டவர் யோசிப்பை படுகுழியிலிருந்து எடுத்தார் இந்த குழியிலிருந்து எடு எடுக்கும் பொழுது கத்த செய்த சில கிரியைகளை கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நேரம் அனுமதிக்குமாயின் மலையின் அனுபவத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த குழியிலிருந்து யோசிப்பை எடுத்து ஆண்டவர் உயர்த்தி வச்சார் உயர்ஸ்தலங்கள் வச்சாரா இல்லையா எங்கேருந்து தூக்குனாரு இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த பிட்டா இல்லையா உயரமான அதிபதியாக உட்காந்துருந்தது எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு ஆனால் அதிபதியாக யோசேப்பு உட்காந்துருந்ததுக்கு முன்பாக எங்கேருந்து எங்கே where it started from the pit ஆமே நல்ல லூயா குழி தான் ஆரம்பம் இல்லையா குழி தான் ஆரம்பம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த குழியில் இருக்கிறீர்களோ ஆண்டவர் பேசுகிறார் ப்ராஃபிட்டிக்கலாக பேசுகிறார் அல்ல எந்த குழியில் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அது உங்களுக்கு ஒரு பிட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் ஏன் ஏன் பிட் எக்ஸ்பீரியன்ஸ்னு என்னென்னா மேலே எழுந்து எழும்பி வர முடியாது பிட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஐ மீன் பிட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று என்றது என்னென்னா நீங்கள் உங்களால் மேற்கொள்ள முடியாமல் அங்கேயே இருக்கிறது தான் பிட் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வர முடியாது மற்றவங்க உதவி செய்ய முடியாமல் குழியில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது அதாவது நீங்கள் என்னால் முடியல அப்படின்னு ஒரு காரியத்தை உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்கன்னா that is a pit experience in your life எனக்கு குழியின் அனுபவம் யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா யாருன்னா ஹெல்ப் பண்ணால் தான் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் குழியின் அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு இன்றைக்கி பேசுகிறேன் நம்மளோடு கூட எந்த விதமான பிரச்சனையின் குழியாக இருந்தாலும் பரவாயில்ல ஐ வில் லிஃப்ட் யூ அல்ல லூயா குழியிலிருந்து மட்டும் உன்னை தூக்கி விட்டுற மாட்டேன் அங்கேருந்து கொண்டு போய் ஹலலை உயர் மலைகளில் நிற்க வைப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமே நல்லலூயா அப்போது இந்த யோசேப்பு பாருங்களேன் குழியில் குழியில் போட்ட ஆண்டவர் வந்து அவனை வந்து அழகாக அந்த அந்த குழியிலிருந்து அவனை கொண்டு போன விதம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் ஃபுல்லாக நான் சொல்ல அந்த குழியில் இருக்கும்போது மட்டும் நடந்தது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த குழியில் இருக்கும்போது மட்டும் கத்த செய்த காரியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒரு யோசனை இருந்தது இவனை என்ன பண்ணணும் கொன்று சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க அவனை கொன்று போட்டுடணும் கொன்று போட்டுடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க யோசித்தாங்க எல்லா சகோதரனும் சேர்ந்து அவன் மேலே அவ்வளோ பொறாமை அல்ல லூயா அவ்வளோ பொறாமை அவ்வளோ பொறாமை அல்ல லூயா அந்த பொறாமையில் என்ன சொல்கிறாங்க இவனை நாங்கள் கொன்று போட்டுடணும் அதுதான் பிளான் கத்தர் உங்களை உயர்த்தணும்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வரும் first thing there will be change of plan ஆமேன்னு சொல்லுங்கள் ஆ அலுவலு எத்தனை பேர் இருக்கிறீங்க கூட ஆண்டவர் இந்த ஹில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிறதுக்கு where it started from the change of plan ஆமே நல்லலுயா வாட் வாஸ் த ஒரிஜினல் பிளானுங்க டு கில் இம் ஆமே நல்லலுயா சொந்த சகோதரர்கள் ஒரு பிளாட் பண்ணுறாங்க என்ன பிளாட்னா டு கில் ஹலலுயா ஜோசப் யோசேப்பை நான் கொலை செய்யணும் அதுதான் எல்லா சொந்த சகோதரர் போட்ட பிளானு ஆண்டவர் என்ன பண்ணுறார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவனை தூக்கி எடுத்து கொண்டு போக போகிறாரு முதல் பிளான் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா நடந்துச்சு there was a change of plan ஆமே நல்ல லூயா வென் ரூபன் கேம் நல்ல லூயா ரூபன் வந்து ஜெனிசிஸ் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஆமாம் this was the original plan twenty two படிங்க ஆமீன் ப்ரைஸ் லாட் ஹலலூயா பாருங்கள் ஹலலூயா முதல்ல இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார் இந்த சண்டே சேஞ்ச் ஆஃப் பிளானை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் there is a change of plan there is a detour Holy Spirit is doing a detour in your life ஆமின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க அலையிலூயா ஒரு ஆமின்னு சொல்லி பெற்றுக்கொள்கிறீங்களா நான் உயர்மலையின் அனுபவத்திற்கு போவதற்கு கத்தர் எடுக்கிற முதல் அறிகுறி முதல் படி என்னென்னா சேஞ்ச் ஆஃப் பிளான் நல்ல லூயா என்னை குறித்து பிசாசுக்கு ஒரு திட்டம் உண்டு என்னை குறித்து மற்ற மனிதர்களுக்கு ஒரு திட்டம் உண்டு ஆனால் கத்தர் என்ன பண்ணுறாரு என்னை உயர்த்தணும் அப்படின்னு கத்தர் திட்டம் கொண்டுட்டார்னா தீர்மானம் செஞ்சுட்டார்னா முதல் காரியம் சேஞ்ச் ஆஃப் பிளான் அலலூயா திட்டத்தை கத்தர் மாற்றுகிறார் அலலூயா திட்டத்தை கத்தர் மா மாற்றுகிறேன் நான் சொல்கிறேன் இன்றைக்கு உங்களை குறித்து என்ன திட்டம்னு உங்களுக்கே தெரியாது அலலுயா உங்களை குறித்து மற்றவங்க என்ன திட்டம்னு தெரியாது பார்க்கும்போது ஒரு வேளை நல்லா பேசலாம் ஆனால் உங்களை குறித்து என்ன திட்டம்னு யாரும் யாரும் உங்களுக்கு தெரியாது பிசாசு உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கான்னு தெரியாது உங்கள் சொந்தக்காரங்க உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது உங்கள் அக்கம் பக்கம் வீடு உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது உங்கள் ஐயர் அஃபிஷியல்ஸ் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஆமே நல்லலுயா ஆண்டவர் சொல்கிறார் there is a change of plan is coming on you way ஹலலூயா டு லிஃப்ட் யூ ஹப் ஹலலூயா டு ரைஸ் யூ லூயா to the place of higher hills லூயா உயர் மலை மலையின் ஸ்தலத்திற்கு கொண்டு போக கத்த தீர்மானம் எடுத்துட்டார்னா முதல்ல it start with change of plan there is a detour அலலூயா கத்தர் அலலூயா திசை திருப்புகிறார் ஆமின்னு சொல்லுங்களேன் கத்தர் திசை திருப்புகிறார் எதிரி நினச்சதை நடக்காமல் கத்தர் என்ன பண்ணுறாரு வேற யாரும் வரல அவங்களுக்குள்ளேயே யோசனை மாறுது வேற ஒருத்தர் புதுசாலாம் வந்து ஒரு சமாரிட்டன்லாம் வந்து ஹெல்ப் பண்ணல அவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சமாரிட்டன்லாம் வந்து யார் திட்டம் போட்டாங்களோ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து எலும்பின்னா சொல்கிறான் ஆனால் கொல்ல வேணாம் அவன் என்ன பண்ணலாம் குழியில் போட்டுடலாம் ஆமே நல்ல ஆனால் குழியில் போட்டுடலாம் ஆமே நல்ல அது ஒன்றும் பெரிய பிளெஸ்ஸிங் ஒன்றும் கிடையாது உயிர் தான் தப்பிச்சு ஸ்டில் அவனை குழியில் தானே போடுறாங்க அப்படின்னா ஆண்டவர் அங்கே தான் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அவனை அதிபதியாக பார்த்துட்டோம் நம்ம அவன் அதிபதியாக சேரில் உட்காந்தா பாருங்க கவர்னராக அந்த கவர்னராக உட்காரதுக்கு முதல் ஸ்டெப்னா தெரியுங்களா சேஞ்ச் ஆஃப் பிளான் ஆமைன்னு சொல்லுங்களேன் சேஞ்ச் ஆஃப் பிளான் அலலூயா கத்தர் அலலூயா மனித யோசனைகளை மாற்றினார் அலலூயா கத்தர் மனித யோசனைகளை மாற்றி அலலூயா கத்தர் பிசாசின் எண்ணங்களை மாற்றி அலலூயா அப்படி ஒருவேளை பிசாசு கூட ஏமாந்துருமா எனிவே அவனை நம்ம என்ன பண்ணுறோம் அவனுக்கு ஏதோ தீங்கு தான் பண்ணுறோம்னு நினச்சிருப்பான் ஆனால் அங்கே தான் கத்தர் ஸ்டார்ட் பண்ணுறார் வேலையை அலலூயா அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹையரில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உயர் மலைக்கு போகிறதுக்கு முதல் அடி டீட்டோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் இன்றைக்கி ப்ராஃபஸிங் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கின்ற அநேக திட்டங்களை அநேக schemes and snares of devil கத்தர் இன்னைக்கு அலலுயா திசை திருப்புகிறார் there is a change of plan is coming on your way there is change of plan is coming in your life அலலுயா டு எக்ஸால்ட் யூ அலலுயா to the higher places to exalt you to the higher place from the pit to the higher hills from the pit to the higher hills குழியின் அனுபவத்திலிருந்து உயர்மலையின் அனுபவம் எதிலிருந்து துவங்குகிறது சேஞ்ச் ஆஃப் பிளான் அலலுயா கத்தர் அலலுயா மனித யோசனைகளையே மாற்றார் மனித யோசனைகளையே மாற்றார் அப்சுலம் தாவிதுக்கு விரோதமாக வரார் சொந்த அப்பாவுக்கு விரோதமாக வராரு உடனே அவன் கூட வந்து தாவிது கூடவே இருந்த ஒருத்தர் அப்சலோம் கூட போயிடுறாரு அகித்தோப்பேல் அவர் வந்து எப்படி அகித்தோப்பேல் வந்து ரொம்ப ஞானமான் வசனம் போட்டிருக்குது அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவ வாக்கு மாதிரியான் அவர் சொன்னால் வேத வாக்கு அது ஐ மீன் அவ்வளோ ஞானவான் அப்சலோம் கூட போய் அவர் சேர்ந்த போது அவர் அங்கேயும் நல்ல ஆலோசனை தான் கொடுக்குறாரு அப்சலோமுக்கு தாவிது கூட இருந்தபோது எப்படி கொடுத்தாரோ அதே போல் அப்சலோமுக்கு கொடுக்குறாரு ஆனால் அப்சலோம் பண்ணுங்களேன் அவர் வார்த்தையை கேட்கல அப்சலம் அவர் வார்த்தையை கேட்டிருந்தா அவர் வேலை ஜெயிச்சிருக்கலாம் அப்சலம் அவர் வார்த்தையை கேட்கல அப்சலம் வந்து அகித்தோப்பேல் வார்த்தையை கேட்கல அலலுயா there is a change of plan அலலுயா there is a change of plan அலலுயா என்னை ஆசீர்வதிக்க எதிராளிகளின் யோசனைகளை கத்தர் மாற்றுகிறார் அலலுயா என்னை ஆசீர்வதிக்க என்னை உயர்ஸ்தலங்களை நிற்க பண்ண அலலுயா கத்தர் அலலுயா முதல்ல யோசனைகளை மாற்றுறார் ஆண்டவர் யோசனை எனக்கு பெரிய தீங்கு ஒருத்தர் நினச்சிருக்கான்னா அது அங்கே கத்தர் கை வைக்கிறான் முதல்ல இல்லையா அங்கே கை வச்சு யோசனைகளை மாற்றி அவர் கத்தர் திசை திருப்பி என்னை முதல் ஸ்டெப்பு அங்கே தான் ஆரம்பிக்கிறார் அடுத்தது அடுத்தது என்ன எனக்கு தெரியுமா அந்த குழியின் அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் இன்றைக்கி அடுத்தது இந்த குழியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா யார் குழியில் போட்டாங்க அவங்க அவனை சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க அவனை குழியில் போட்டாங்க எடுத்தவங்க படிக்கலாம் Genesis thirty seven twenty eight நிறுத்துங்க சிஸ்டர் தேங்க்யூ ஹலோ லூயா மறுபடியும் படிங்க சிஸ்டர் யோசேப்பை யாருங்க தூக்கி எடுக்கிறா இப்போ ம் நீ அப்போ முழுதா படிங்க அப்போ தான் தெரியும் சகோதரர்கள் மீன் யார் குழியில் போட்டாங்களோ அவங்களையே தூக்கி எடுக்க வைப்பார் ஆமே நல்ல லூயா ஒரு கையை தட்டியிருக்கணும் நீங்கள் ஆமே நல்ல லூயா it starts with change of plan அல்ல லூயா இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறது யார் வச்சு பண்ணுறாருன்னா அவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள வச்சு தான் பண்ணுறாரு யார் அவனுக்கு பிரச்சனையோ அவங்கள வச்சே கத்தர் கிரியை செய்யணும் நம்புவீங்களா அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா யார் நமக்கு பிரச்சனையோ எது நமக்கு ப்ராப்ளமோ நேற்று நான் சொன்ன அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாற்பது நாள் ஜபத்தில் God wants use your situation rather than changing your situation ஞாபகம் இருக்குதா தூங்கிட்டு இருக்கவங்ககிட்ட எப்படி பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம் நாங்கள்லாம் சும்மா லாகின் பண்ணிவிட்டு தூங்கிட்டு தானே பாஸ்டர் இருப்போம் நாங்கள்லாம் லாகின் பண்ணிவிட்டு தூங்கிட்டு தானே பாஸ்டர் நேற்று நான் அதை சொன்னேன் God is interested in using your situation rather than changing your situation நம்ம ஜபம் சேஞ்ச் பண்ணுங்கப்பா சேஞ்ச் பண்ணுங்கப்பா அவனை மாற்றுங்கப்பா இவனை மாற்றுங்கப்பா இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாப்பா அந்த சூழ்நிலை தான்ப்பா உனக்கு பிளஸ்ஸிங் ஐ மீன் கோலியாத் தான்ப்பா உனக்கு பிளஸ்ஸிங் அல லூயா அந்த சூழ்நிலை தான்ப்பா உனக்கு பிளஸ்ஸிங் அல லூயா இவங்க இவங்க இந்த அண்ணன்கள் யோசேப்பின் அண்ணன்க தான் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஆமே லூயா யோசேப்பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர கத்தர் யாரை பயன்படுத்தினாருங்க சகோதரர்களை பயன்படுத்தினார் கொல்லலான்றாங்க முதல் ஆண்டவர் யோசனையை மாற்றி குழியில் போட வைக்கிறாரு அடுத்தது மீதியானவர்கள் எடுக்கலை சொந்த யார் போட்டாங்களோ அவங்களே தூக்கி எடுக்கிறாங்க இப்போ ஆமீன் அலலூயா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் அலலூயா யார் உங்களை குழியில் போட நினைச்சாங்களோ அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமீன் சொல்லுங்கள் பட்சிக்கிற இடத்துலேருந்து பட்சணத்தை கத்தர் அனுப்புகிற அந்த மார்ச் மாதம் யார் எனக்கு விரோதமாக செய்தாங்களோ அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமீன் சொல்லுங்களேன் அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குழியில் போட்டவனே குழியிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறான் அலலூயா குழியில் போட்டவனே குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற அலலூயா ஒரு அனுபவம் God will use the same people God will use the same circumstances God will use the same problem to lift you up, hallelujah, from the same plot, hallelujah. எந்த எந்த காரியத்தை யோசித்து செஞ்சாங்களோ அதே காரியத்திலிருந்து என்னை எடுக்க தேவன் வேறொருவரை அல்ல அலலுயா அவர்களையே பயன்படுத்துவார் இது ரெண்டாவது ரெண்டாவது அலலுயா இது ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் முதல் ஸ்டெப்பு அவர் யோசனைகளை மா சேஞ்ச் ஆஃப் பிளான் அலலுயா second God will use the same people அலலுயா எனக்கு விரோதமாய் வந்தவர்கள் அலலுயா எனக்கு பட்சமாய் நின்றார்கள் வசனம் இருக்குது அப்படி எனக்கு விரோதமாய் வந்தவர்கள் எனக்கு now they're standing with me ஹலோ லூயா எனக்கு என்னோடு கூட நிற்கிறாங்க ஹலோ லூயா நாங்களாம் இப்போ ஒன்று ஆமீன் ஹலோ லூயா கத்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடு ஆமீன் சொல்லுங்களேன் கத்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அல்ல லூயா எங்கே உயர உயரத்தில் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே நடந்த காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் உயர் ஸ்தலத்தில் நின்றுட்டார் கவர்னராக மாறிட்டார் ஜோசஃப் ஆனால் where it started from the pit அலலூயா குழியில் ஆரம்பித்தது அலலூயா குழியில் ஆரம்பித்த ஒரு அனுபவம் குழியில் ஆரம்பித்த ஒரு அனுபவம் ஆமீன் கத்தர் அழலூயா குழியிலிருந்து யோசேப்பை எடுக்கிறார் குழியிலிருந்து யோசேப்பை எடுக்கிறார் அழலூயா அதுக்கப்புறம் கத்தர் என்ன பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் குழியிலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டும் போயிடுறேன் பார் வீட்டுக்கு வித்துடுறாங்க அதில் கிட்ட இப்போ அவனை வித்துடுறாங்க இருபது வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க டுவெண்ட்டி பீசஸ் ஆஃப் சில்வர்ஸ் அதில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டு அவன் என்ன பண்ணுறாங்க போர்த்திபார் வீட்டுக்கு போகிறான் போர்த்திபார் வீட்டுக்கு போகும்போது அவன் எப்படி போகிறாங்க அடிமையாக போகிறான் அழலுயா அடிமையாக போகிறான் அடிமையாக போகிறான் அடிமையாக போகிறான் அடுத்தது மூணாவது நிலை மூணாவது நிலை மேலே போகிறதுக்கு முன்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது எடுத்தவங்க படிங்க ஜெனிசிஸ் தேர்ட்டி நைன் ஃபோர் ஆமீன் நல்ல லூயா முதல்ல சொல்லுது எ ஸ்லேவ் டு ஓவர்சியர் ஆமீன் சொல்லுங்கள் எ ஸ்லேவ் அல்லது பிகம் ஓவர்சியர் அல்லது எ ஸ்லேவ் பிகம் ஓவர்சியர் இல்லையா இது உயர்தமான ஸ்தலம் அல்ல இது this is not the higher hill overseer ஆகிட்டது ஐயர் ஹில் கிடையாது இது உயரமான ஸ்தலம் அல்ல இது மூணாவது ஸ்டெப்பு முதல்ல சேஞ்ச் ஆஃப் பிளானு ரெண்டாவது யார் போட்டாங்களோ அவங்கள வச்சே கத்தை நம்மை தூக்கி எடுக்க வைக்கிறார் அல்ல லூயா மூணாவது அவன் பார்க்குறான் எல்லாரையும் அடிமையாக பார்த்த போர்த்திபார் இவனை மட்டும் வித்தியாசமாக பார்க்குறான் கத்தர் பார்க்க வைப்பார் ஆமின்னு சொல்லுங்கள் கத்தர் பார்க்க வைப்பார் அலலூயா கத் மற்றவங்க கண் உங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக பார்க்கும் இந்த மார்ச் மாதம் நான் சொல்கிறேன் ஆமின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களை வித்தியாசமாக பார்த்து தர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அலலுயா தர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அலலுயா இவர்களுக்குள் அலலுயா விசேஷமாக ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று மற்றவங்க அங்கீகரிக்கிற ஒரு நாட்களாய் மார்ச் மூணாவது அவன் பார்க்குறான் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் கத்தர் இவனோடு கூட இருக்கிறார் இவன் செய்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது இவன் எது செஞ்சாலும் வாய்க்குது யோசிப்ப எதை தொட்டாலும் தொடங்குது ஆமீன் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஆமீன் எல்லாம் அவங்க கையை உயர்த்திக்கோங்க கொஞ்சம் ஆமீன் அப்பா பிளஸ் மை ஹேண்டுன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த மார்ச் மாதம் bless my hand Lord bless the works of my hand ஆண்டவரே என் கரத்தின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா யோசேப்பா ஆண்டவரே போர்த்திபார் எப்படி பார்த்தானோ இந்த மார்ச் மாதம் எங்கள் ஒர்க் பிளேஸில் ஆண்டவரே நாங்கள் எங்கே எதை செய்தாலும் மற்றவங்க அப்படி பார்க்கட்டும் ஆண்டவரே ஒரு வித்தியாசமாக பார்க்கட்டும் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று பார்க்கட்டும் ஹாலலூயா ஆண்டவரே என் கையை தொடுங்கன்னு கேளுங்க அப்பா உங்கள் கழும்பு தழும்புள்ள கரம் என் கையை கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஆண்டவரே என் கரத்தின் கிரியை ஆசீர்வதிக்கப்படணும் இந்த கரம் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆமே லூயா அவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அவன் பார்க்குறான் வித்தியாசம் அவன் பார்க்க வச்சான் ஆண்டவர் அலலுயா he made others to see you அலலுயா that you are different I mean எத்தனை பேருக்கு ஆசை அது உயரமாக போகிறதுக்கு வழி ஸ்டெப் ஏறினே இருக்கிறீங்க மூணாவது ஸ்டெப்பில் தான் இப்போ இருக்கிறீங்க ஆமே நல்ல மூணாவது ஸ்டெப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க உயரமாக ஏறுறதுக்கு வழி மூணாவது படி மூணாவது படி மற்றவர்களை பார்க்க வைப்பார் என்ன பார்க்க வைப்பார் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அல்ல இல்லையா யோ காலேப் யோசுவாவை குறித்து சொல்லியிருக்கு Caleb had a different spirit எவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாருக்குமே சான்ஸ் கிடச்சிது சரி பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடச்சிது எல்லோரும் போய் வேவு பார்த்துட்டு வாங்கப்பா நிறைய ஒரு பெரிய கூட்டத்துக்கு என்ன பண்ணிச்சு ஒரு எல்லோரும் போய் வேவு பார்த்துட்டு வாங்கப்பான்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நிறையா பேருக்கு ஆனால் இவனுக்குள்ளே மட்டும்தான் வித்தியாசமான ஆவி இருந்துச்சு ஆமின்னு சொல்லுங்கள் இவனுக்குள்ளே மட்டும்தான் என்னாச்சு காலே பேட டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் அல்லூயா காலேபுக்குள் வித்தியாசமான ஆவி இருந்தது நிறையா பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அடிமைகளாக இஸ்ரவேல் தேசத்திலேருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போ கொண்டு போகப்பட்டாங்க ஆனால் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததான் காலேபுக்குள் வித்தியாசமான ஆவி என்றால் தானியலுக்குள் விசேஷித்த ஆவியால் எ ஸ்பெஷல் ஸ்பிரிட் அலலூயா எ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் அலலூயா நான் சொல்கிறேன் மூணாவது படி நீங்கள் எங்கே அடிமையாக இருக்கிறீங்களோ இல்லை ரொம்ப லோ கேட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கே இருக்கிறீங்களோ பரவாயில்ல others will see that you are different ஹலோ லூயா எப்படி அடுத்த மூணு மூணாவது படி நான் எப்படி மேலே எடுத்து வைப்பேன் மலைக்கு போகிறதுக்கு மூணாவது படி ஒன்று ஒன்று கத்தர் மற்றவர்களை உங்களை பார்க்கிற விதத்தை மாற்றுவார் ஆமின்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் எப்படி பார்த்தாங்களோ தெரியாது இந்த வாக்குத்தத்த வசனம் செயல்படணும்னா இப்படி தான் பார்த்து ஆகணும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்ய வைக்கணும்னா மற்றவர்களை பார்க்க வைத்து அலலூயா a slave become a overseer அலலூயா அடிமை அலலூயா வீட்டு விசாரணைக்காரனாய் அலலூயா வீட்டு முழுவதற்கும் விசாரணைக்காரனாய் மாற கத்தர் உதவி செய்தார் ஆமேன் அலலூயா இன்றைக்கும் இந்த குழியின் அனுபவம் இந்த குழியின் அனுபவம் அலலூயா ரொம்ப கஷ்டமான அனுபவம் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் போகிறது மற்ற நாங்கள் வெளியே சிரிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கலாம் பட் எங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே எஸ் எனக்கு தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது அது உண்மை ஆனால் God knows the deep desire அலலூயா டீப் ஆகனி அலலூயா உங்கள் உள்ளே இருக்க வேதனை தெரியும் உங்கள் உள்ளே இருக்க பிரச்சனை கற்றுருக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய குழியாக இருந்தாலும் பரவாயில்ல மகனே ஐம் கொண்டு லிஃப்ட் யூ பரலூயா நான் உன்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் நான் உன்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ள முதல்ல இந்த மாதம் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் கத்தர் அலலுயா திசை திருப்புவார் change of plan is coming அலலுயா அடுத்தது எது எனக்கு விரோதமாக வந்துச்சோ அது என் பட்சமாக நிற்க வைப்பார் அதுவே எனக்கு உதவி செய்ய வைப்பார் அல்ல மூணாவது அலலுயா பார்க்க வைப்பார் ஆமீன் God will make others see, hallelujah. God will make others see, hallelujah, that I am a different person, that I am a different person, hallelujah. இந்த மலையின் அனுபவம் ஹலலுயா இந்த மலையின் அனுபவம் மலையின் அனுபவம் தான் இன்றைக்கி எடுத்தேன் இது வந்து இன்ட்ரடக்ஷன் எடுத்தால் ஆயிடுச்சு பத்து பத்து பத்து இருபது ஆயிடுச்சு ப்ரைஸ்லாம் இந்த மலையின் அனுபவம் என்பது வித்தியாசமான அனுபவங்க உயர் ஸ்தலம் அப்படின்னு நம்ம வந்துட்ட உடனே நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம நினச்சிடக்கூடாது ப்ரொமோஷன் அதெல்லாம் செகண்ட் ஆண்டவர் சார் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ட்டார் ஆனால் நம்ம மனதிற்கு மலைகளின் அனுபவம் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா நமக்கு நமக்கு என்ன வரணும் கிங்டம் தான் வரணும் பிப்ளிக்கலி மலைன்னா என்ன மலைன்னு வேதம் என்ன சொல்லுது மலையை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அந்த அனுபவத்தை இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் முதல்ல முதல் ஒரு ஆறு ஏழு இருக்குது ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் முதல் அனுபவம் கத்தர் என்னை படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி உயர் மலைகளில் என்னை நிற்க வைக்கும் பொழுது அலலூயா it is a spiritual encounter rather than a physical encounter ஆமின்னு சொல்லுங்கள் அல்ல லூயா உயர் மலையின் அனுபவம் என்பது it is a spiritual encounter அல்ல லூயா மாம்ச காரியங்கள் ஒருபுறம் தள்ளி வைக்க ஆவிக்குரிய வித விதத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கத்தர் கொடுக்குற அனுபவம் தான் உயர் மலையின் அனுபவம் அல்ல லூயா உயர் மலையின் அனுபவம் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் மலைகளில் தேவனை சந்தித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர் என்றாலே எதிர்பாராத சந்திப்பு என்கவுண்டர் என்ன அர்த்தம் பிளான்டாக போய் பார்க்கறது பேர் என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டரோட மீனிங் என்னென்னா எதிர்பாராத என்ன எதிர்பாராத எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத சந்திப்பு அலலுயா என்கவுண்டர் அலலுயா என்கவுண்டர் அல்ல அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு மலையின் அனுபவம் என்பது இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் அல்ல லூயா இந்த மாதம் பாருங்கள் நேற்று நிறைய பேருக்கு நேற்று ஒரு பவர்ஃபுல் மூவாக இருந்துச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ வந்து நிறைய பேருக்கு சில காரியம் சொன்னேன் சில பேருக்குலாம் ஜெபம் பண்ணும்போது இவ் ஆண்டவர் சொல்கிறது என்னாலே நம்ப முடியல ஆனால் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காருப்பா ஆனால் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை சம்மந்தமே இல்லைப்பா ப்ரைஸ் எல்லாம் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார் பாஸ்டர் எனக்கு தான் சொன்னாரா ப்ரைஸ் இல்லைடா லூயா தட் இஸ் எதிர்பாராமல் நடக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் எதிர்பார்க்கறது இல்லைங்க என்கவுண்டர் இஸ் நாட் அலலுயா வாட் யூ எக்ஸ்பெக்ட் என்கவுண்டர்னாலே எதிர்பாராமல் நடக்கிறது அலலுயா திஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் உயர் மலையின் அனுபவம் Mount Horeb experience is an அலலூயா unexpected encounter for a Moses அங்கே தான் அவன் பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆச்சு ஆமின்னு சொல்லுங்கள் அவனுடைய வாழ்க்கை என்னுடைய அர்த்தம் ஸ்டார்ட் ஆனது ஒரே பர்வதத்தில் தான் நான் சொல்கிறேன் கத்தர் அல்லையா நிறையா காரியத்தை இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண வைப்பார் த்ரூ த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் லூயா through the spiritual spiritual encounter அல்லூயா it is a divine encounter உயர்மலையின் அனுபவம் என்பது முதல்ல நீங்கள் யோஸ் மனசில் வைக்க வேண்டியது it is a divine encounter it is a spiritual encounter அந்த நாட்களில் எல் ஆண்டவர் எல்லாத்தையுமே மலையில் தான் செஞ்சார் மலையில் தான் பலி மலையில் தான் பேசுவார் நம்ம இயேசு இயேசுவானவர் வந்து அந்த கிணற்றருக்கு போகும்போது சமாரிய சொல்கிறார் எங்கள் பிதாக்கள் மலைகளில் தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கே வேணால் தொழுது கொள்ளலான்னு சொல்கிறீங்க அப்போது மலைகளில் தொழுகிற அனுபவம் இன்றைக்கி கூட இருக்குது மவுண்டைன் ப்ரேயர் வந்து இன்றைக்கி சில ஆஃப்ரிக்கன் பாஸ்டர்ஸ் என்னை கூப்பிட்டாங்க கம் ஃபார் மவுண்டைன் ப்ரேயர் நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு நான் போகல but mountain prayers mountain prayers இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கு கூட மலைகளின் ஜபம் இருக்குது ஹலோ லூயா ஆ கத்தர் பாருங்கள் இந்த மலையில் வந்து கத்தர் செய்கிற காரியம் நிறையா சிம்பாலிக் ஏன் மலையின் ஜபங்கள் இன்றைக்கும் இருக்குதுன்னா சிம்பாலிக்காக நிறையா காரியம் நீங்கள் பால் யாங்கிச்சோ அவர் வந்து ஒரு ஜபம் மலை வச்சுருக்காரு நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை போய் பார்க்கணுன்னு அதை பார்த்துட்டு வந்தவங்கெல்லாம் அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லையா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த அளவுக்கு க்ளோரியஸ் மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் பால் ஜாங்கிச்சோ கட்டி வைத்த அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவன் நம்ம பா மோகன் சி லாஸ்ட் பிரதர் அவங்க போயிட்டு வந்து சொல்கிறாங்க வேறு விதமாக இருந்தது அந்த மலையின் அனுபவம் போயிட்டு வந்த நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நான் நேரடியாகவே நான் கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்குமா மலையின் அனுபவம் இப்போ கூட மலை நம்ம நம்ம ஊர்லேயும் இருக்குது அலலுயா ஏன் ஜப மலைன்னு வைக்கிறாங்க அலலுயா மலையில் விஷயம் இருக்குது அலலுயா மலையில் விஷயம் இருக்குது இல்லையா மலையில் விஷயம் இருக்குது என்ன விஷயம்னா our warfare is in the higher places ஆமின்னு சொல்லுங்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனையே பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஆண்டவர் என்ன வச்சுருக்க ஆசீர்வாதம் பெருசு ஆமீன் இல்லையா உங்கள் சண்டை உங்கள் வார்ஃபேர் உங்கள் போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லைப்பா it is in higher places அலலூயா அதனால தான் உயர்மலையின் அனுபவம் என்பது அலலூயா it is not only an encounter it is a warfare அலலூயா இட் இஸ் நம்ம போராட வேண்டிய பேட்டில் ஃபீல்டு அதுதான் தவறான இடத்துல பேட்டில் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ரிசல்ட்டே வராது I have to choose the right battle field லூயா மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரைட் பேட்டில் ஃபீல்டு லூயா சரியான அனுபவம் எடுத்தவங்க படிக்கலாம் எபேஷியன்ஸு எபேஷியன்ஸ் சிக்ஸ் டுவெல் லூயா சிக்ஸ் டுவெல் ஆமீன் இங்கிலீஷில் அடிப்படுது we wrestle against spiritual wickedness in high places அலலூயா we wrestle against spiritual wickedness in high places அலலூயா அப்போது ஏன் மலையின் அனுபவம்னா சரியான போராட்டத்திற்கு ஏன்னா இடம் அது அலலூயா அங்கே ஜெயிச்சாதான் அலலூயா எனக்கு உண்மையான ஒரு ப்ரொமோஷன் அங்கே ஜெயிச்சாதான் உண்மையான ஒரு எக்ஸால்டேஷன் எனக்கு கிடைக்கும் அதனால் it is as place of warfare லூயா கத்தர் God is bringing you to அலலுயா mountain experience I am gonna continue this message next week மலையின் அனுபவம் என்றால் என்ன வேதத்தின்படி what is the hill experience அலலுயா மலையின் அனுபவம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் தொடர விரும்புகிறேன் அலலுயா எப்போவுமே பாஸ்டர்ஸுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா பீன் ப்ரீச்சிங் அதே ரிப்பீட் பண்ணக்கூடாது பாருங்கள் ரிப்பீட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது <laughs> உங்களுக்கு தான் போன வாரம் சொன்னதே ஞாபகம் இருக்க இருக்க மாட்டேங்குது <laughs> அதான் ஒருத்தர் இப்படி சொன்னார் <laughs> ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ணாராம் அப்படின்னு நம்ம திருவிருந்து காயத்த மேடம் அப்படியே ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ணாராம் பாஸ்டர் ப்ரீச் பண்ணாராம் ப்ரீச் பண்ணிட்டு இறங்கும்போது சர்ச்சில் ஒரு சிஸ்டர் வந்து நைஸ் பாஸ்டர்னா கை கொடுத்து நைஸ் பாஸ்டர்னா அந்த வந்து பாஸ்டருக்கு சந்தோஷம் பரவாயில்ல சிஸ்டருக்கு வந்து இந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணாராம் திரும்ப வந்து என்ன பண்ணாங்களாம் ரொம்ப நைஸ் பாஸ் அதே சிஸ்டர் அந்த ரொம்ப நைஸ் பாஸ்டர்னாங்களாம் ஐயோ சூப்பர் இந்த சிஸ்டர் மட்டும் ரொம்ப நம்ம வேர்டை ரிசீவ் பண்ணுறாங்க நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க திரும்ப மூணாவது வாரம் வந்தாங்கன்னா எப்போ வந்தாலும் இந்த சிஸ்டர் வந்து குளிக்கி குளிக்கி nice pastor nice pastor nice பாஸ் இன்னொருத்தவங்க சிஸ்டர் ஃப்ரெண்டு பார்த்தாங்க இது நான் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல எப்போவுமே வாரம் வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது நைஸ் நைஸ்ன்னு சொல்கிறது உடனே கூப்பிட்டு கேட்டாங்களே என்ன நீ எப்போவுமே வாரம் வாரம் நீ வந்து அரைச்சமாவே திரும்ப அரைக்கிறார்ல நைஸ் ப்ரைஸ் எல்லாம் நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஸோ ப்ரைஸ் எல்லாம் அலலூயா ப்ரைஸ் எல்லாம் can we all stand our feet யாரும் நைஸ்ன்னு சொல்லிடாதீங்க மெசேஜ் ப்ரைஸ் எல்லாம் அலலூயா தேங்க்யூ ஜி அப்படியே திருவிருந்துக்கு எல்லாம் ஆயத்தமாய் அப்பா உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா கிட்ட பிள்ளை போகிறது போல் ஒருவேளை குறைகள் ஏதாகிலும் வந்து அப்பா என்னை சுத்திகரிங்கப்பா சாங்டிஃபை மீ ஆண்டவரே ஏதாச்சும் காரியத்தில் நான் துக்கப்படுத்தி இருந்த ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை பங்குள்ளவனாய் பாத்திரவனாய் மாற்ற உங்கள் கிருப தாங்கன்னு எல்லாம் மனதார எல்லாம் கண்ணை மூடி ஜபசுந்தையோடு கூட ஆவி ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க அலலூயா ஓ க்ளோரி அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடூற்றார் எந்தனை மீட்க அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடூற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மாயலோகத்தோ அழியாது யார் துய கல்வாரியின் நண்பை அடைந்திடவே மாயலோகத்தோ அழியாது யார் தூய கல்வாரியின் அன்பை அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அந்தோ கல்வாரியில் அருமை சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே அழகும் இல்லை சௌந்தர்யம் அந்த கேடுற்றார் எந்தனை அழகும் இல்லை அந்த கேடூற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே அமே சிறுமை அடைந்தே தொங்கினா அந்தோ கல்வாரியில் சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடை மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை மாயலோகத்தோடழியாது யார் தூய கல்வாரியின் அன்பை அன்றிடவே மாயலோகத்தோடழியாது யார் தூய கல்வாரியின் அன்பை அன்றிடவே அந்தோ கல்வாரியில் சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே எல்லா கண்களை மூடி ஜபசிந்தையோடு கூட அப்பா கல்வாரியில் ஆமை சிறுமை அடைந்தே தொங்கினா ஆமை சிறுமை அடைந்தே அந்த கல்வாரியில் சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அலலோ கடைசி நபர் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருந்து அலலூய wait till the last person gets அலலூய தேங்க்யூ சீசஸ் நன்றி ஆண்டவரே அப்படியே கொஞ்சம் can we examine our ways our thoughts our life அலலூய் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ் கொஞ்சம் சோதி தெரியலாமா என்னுடைய உறவு அலலூயா என்னுடைய சிந்தனை என்னுடைய வாழ்க்கை முறை அலலூயா ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது தன்னைத்தானே சோதி தருகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அலலூயா but those who judge them self will not be judged I mean ஹலலூயா நன்றி நன்றி தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா எங்களை பரிசுத்தமாக்குகிற அப்பா உங்கள் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பா உங்கள் சரீரத்திற்காக நன்றி எங்களை வாழ வைக்க ஆண்டவரே நீ சிலுவையில் பலியானீர் ஆண்டவரே உங்கள் சரீரம் பிற்கப்பட்டது ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே நீ ரத்தம் சிந்தினீர் அப்பா எனக்கு மீட்பை கொடுக்க ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இன்றைக்கு அப்பா இந்த கம்யூனியனில் ஆண்டவரே நாங்கள் பார்ட்டேக் பண்ணும் பொழுது அப்பா உங்கள் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வருகையில் நாங்களும் பங்குள்ளவர்கள் என்று அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவர் we do this in remembrance of you we do this in remembrance of you thank you Jesus அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாகி அப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போமா தேங்க்யூ சீசஸ் நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்டோ அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதில் பருகுவோம் ப்ரைஸ் அலா just take one one moment to உங்களுடைய நேரம் இது pray to God pray to your father ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர்களுடைய சமூகத்தில் ஆவியார் உணர்த்துற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா just one moment pray for your cell pray for your family ஹலலூயா ஆவியானர் உணர்த்துகிற காரியத்துக்காக ஜெபிப்பீங்களா அப்படியே ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஹலலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமை துதிக்கிறேன் ராஜா உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே Hallelujah. Hallelujah. Hallelujah. Sharatara Karagarabash. Utana Ragarabari under the rose under Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. For the blood. அப்பா ரத்தத்திற்காய் நன்றி எனக்காக சிந்தின அப்பா உங்கள் பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி நன்றி ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமுள்ள தேவனை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைக்கும் கூட கத்தாவே என்னுடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே உங்கள் மகா பரிசுத்த பந்தியிலும் கூடப்பா நாங்கள் நிற்கும்படியாக எங்களை நீ தகுதிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் குடும்பம் குடும்பமாய் தனிப்பட்ட நபராய் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் புதிய கிருபைகள் புதிய பலன் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் குழியிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே மலைகளின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் அந்த அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க இந்த புதிய மாதம் இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இருப்பதாக சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாக இந்த மார்ச் மாதம் முழுக்க இந்த புதிய வாரம் முழுக்க நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக எல்லாம் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா ஆமேன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக may God bless you all abundantly have a blessed week ஹெட் ஏமேன் வி ஹாவ் அ சேல் ஆனால் வெளியில் இருக்குது சேல் நமக்கு கார் பார்க்கில் சேல் இருக்கும் அதனால் வேகமாக எல்லோரும் கார் பார்க் சென்று விடும்படியாக நான் கேட்குறேன் ப்ரைஸ்லாம்